avocado oil இயற்கையான வைட்டமின் இ e இருக்கு கிளென்சிங் அண்ட் டோனிங் பண்ணின பிறகு சிறிதளவு இத விரல்கள்ல எடுத்து மேல் மெதுவா முகத்திலையும் கழுத்திலையும் தடவுங்க இத தினமும் பயன்படுத்தலாம் நம்ம சருமத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம எப்பவுமே அழகா இருப்போம் தேவையில்லாம கெமிக்கல்ஸ் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ பயன்படுத்தாதீங்க எப்பவுமே இயற்கையா பாதுகாப்பா சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படாம பாத்துக்கங்க